மெல்லிய சிலந்தி இந்த சுவரில் ஒட்டிக்கிட்டு இருக்க சிலந்தி மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது தானே செய்யலாமா இது செய்ய நமக்கு ரெண்டு பெரிய பைப் கிளீனரும் நான்கு சிறிய பைப் கிளீனரும் வேணும் ஒரு பெரிய பைப் கிளீனரை எடுத்து முதல்ல எட்டு மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்குங்க மேலே ஒரு சிறிய வட்டம் கீழே ஒரு பெரிய வட்டமாக மடிங்க மீதி இருக்கிற பைப் கிளீனரை வச்சு மேல் வட்டத்தை சுத்தி வட்டமா சுழட்டி மூடுங்க இப்ப நான்கு குட்டை துண்டுகள் பின்புறத்துல வச்சு பெரிய துண்டால எட்டோட சேர்த்து முடிச்சு போடுங்க சிலந்தியோட உடலுக்கு மீதி இருக்கிற துண்டால கீழே இருக்கிற பெரிய வட்டத்தை சுற்றி சுழட்டி மூடிடுங்க இப்போ மேலே இருக்கிற குட்டையான துண்டுகள் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் கால்களாக மடிச்சு விடுங்க இப்போ இதை பார்த்தா சிலந்தி பூச்சி மாதிரியே தெரியுதுல்ல இந்த பைப் கிளீனர்கள் ரொம்பவே நெகிழ்வாக இருக்கும் அதனால தான் சிலந்தி பூச்சி உருவாக்க சுலபமாக இருக்குது இந்த சிலந்தி பூச்சியில் இது மாதிரி ரெண்டு புள்ளிங்க வச்சு ரப்பர் பசையை வச்சு சின்ன மணிகளை ஒட்டணும் இதுதான் நம்ம சிலந்தியோட கண்கள் சிலந்தியோட கண்கள் சிலந்திக்கு ரொம்ப அழகாக இருக்குது தானே இப்போ இந்த சிலந்தியை பார்த்தா ரொம்ப அழகாக மென்மையாக இருக்குது இதை உங்கள் வீட்டு சுவரில் நூலில் கட்டி தொங்க விடலாம் இந்த மாதிரி சோதனை செய்கிறது மூலமாக எளிய பொருட்களை வச்சு நம்மோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்க முடியும்